தான் சப்ரஸரா சப்ரஸர் இல்ல சப்ரஸர் சப்ரஸர் வேணுமா இருக்காது எனக்கு எக்ஸ்டர்னல் மேகோ வேணும் யாரா எக்ஸ்டர்னல் மேக் இருக்கு ஆமா ஏஆர் ஏஆர் எனக்கு ஆடம்பரம் என்கிட்ட இருக்கு யா 9 o'clock ரூம் இருக்கு அந்த கண்ணா அப்படி பண்ணலாமா நான் உனக்கு எவ்வளோ புல்லட் வச்சிருக்கீங்க ஒரு தொண்ணூறு இருக்கு ப்ரோ அது போதுமே அது போதுமே என்ன ப்ரோ மினி இருக்கு 90 ப்ரோ 90 வச்சிருக்க ப்ரோ மினி இருந்தா பாங்க கிட்ட கொடுங்க சென்டருக்கு நான் ID gaming Tamil hi bro welcome to the stream அங்கேயே ஃபோரக்ஸும் போட்டேன் எடுத்துக்கோங்க ஏகேல கீழ போட்டு எடுத்துக்கோ ஏ வர இல்ல புல்லட் மட்டும் நல்ல ஏனா நல்லா இருக்கும் சாரி நோ எனக்கு அந்த M4 கொடுத்துறியா உனக்கு நான் AKM தரேன் M76 ஓட தரேன் ஏற்கனவே அந்த ஏகேஎம் AKM M76 ஆ ஓகே வாங்க ஆனா புல்லட் மட்டும் கேட்க கூடாது எதுமே வேணாம் நீங்க எனக்கு அந்த M4 மட்டும் கொடுங்க வேற இருக்கிறேன் வாங்க வாங்க வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படியே எக்ஸ்டன் மேக் இங்க போடுறேன் எனக்கு புல்லட் என்ன கூட இருந்தாங்க 200 200 புல்லட் தரேன் இந்த M4 மட்டும் கொடுங்க எனக்கு அதுதான் வேணும் எனக்கு இதான் வேணும் நான் இது பைத்தியம் M4 பைத்தியம் நான் அத விட்டு வேற எதுலயும் என்னால அடிக்க முடியாது 4x வேணுமா ஆஹா எனக்கு இருக்கு என்கிட்ட ஸ்கோப் இருக்கு சாண்டா இருக்கு சாண்டா இருக்கு 4x சரி அவனுக்கு எங்க இருக்கானு பாருங்க யாராவது ஒரு கேஸ் கேன் எடுத்து 260 சவுண்ட் பக்கத்துல லெஃப்ட் சைடு சவுண்ட் கேக்குது நம்ம புல்லட் ஓடுது பின்னாடி இருந்து ஏறாதீங்க ஏறாதீங்க ஏறாதீங்க வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எனிமி ஸ்பாட் ஆஹா இந்த பக்கம் வரதா பக்கத்துல ஏய் வெளிய போ போயிச்சு ரெண்டு பேர் ரெண்டு பேர் எங்க இருக்காங்க ஒருத்தன லிட் ஒருத்தனுக்கு லிட் சூப்பர் யாரடா அடிக்குறா அவங்கள தூக்கி விடுங்க ஒருத்தனை முடிச்சிட்டேன் ஒரு தூக்கி விடுங்க அவரை இந்த பக்கம் தான் இருக்காங்க எங்க இருக்கா எங்க இருக்கா ஒரு ஒரு எங்க இருக்கா விஜய் மார்க் பண்ணு நான் ஒருத்தன் பாக்க இருங்க இருங்க நான் தூக்கி விட்டுறேன் பக்கத்துல இருக்கு ஃபுட் ஸ்டெப் எனக்கு இருக்கு ஃபுட் ஸ்டெப் ஏய் நாகுபா நாகுபா உள்ள அடிக்க ப்ரோ இன்னொருத்த இங்க வராம பாருங்க இங்க வராம பாருங்க எங்க ப்ரோ வந்துட்டான் பாருங்க இல்ல ப்ரோ தூக்கி விட்டுருக்கான் வெயிட் பண்ணுங்க மேல ஏறாம வா ப்ரோ விஜய் ப்ரோ இரு ப்ரோ இரு ப்ரோ விஜய் ப்ரோ இரு ப்ரோ ரிவே பண்ணாத இரு ப்ரோ மேல வந்து இங்க வராம பாருங்க இங்க வராம பாருங்க இங்க வராம பாருங்க இங்க பாருங்க இங்க முடிச்சு விடுங்க நைஸ் ஜிஜி பாடா அவனுக்கு எவ்வளோ நேரம் விட்டு வச்சதுக்கு லூட்டுக்காக தான் அவனை விட்டு வச்சிருந்தேன் அவனுக்கு லூட்டு வேணுன்றதுக்காகவே ஃபைட்டுக்கு போகாம இருந்தேன் எதுலயாவது ஒன் ஷாட் கன் இருக்கா நான் எடுத்துட்டேன் ப்ரோ நான் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கொடுங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எய்டே இல்ல செம்ம டேமேஜ் அந்த செம்ம டேமேஜ் அந்த வீட்டு மேல இருந்து அவனுங்களுக்கு செம்ம டேமேஜ் அட்டாச்மெண்ட் பார்த்தா சொல்லுங்கப்பா அட்டாச்மெண்ட்டே இல்ல எக்ஸ்டர்ன் மேக் எடுத்துப்போம் போட்டேன் கீழ உங்க எடுத்து எல்லாத்தையும் கீழ போட்டேன் ஃபர்ஸ்ட் எட கீழ போடுங்க இந்த மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு இந்த வாங்க இந்த போடுவாங்க அந்த தர ஃபர்ஸ்ட் எட ப்ரோ ஆமா சீக்கிரம் போடுங்க ஆமா இல்ல இல்ல கெட்டவன் gaming hi bro big fan Kovai man உங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வைப் பார்த்து மனசல் ஆயிட்டேன் இத போடுங்க கலாய்க்காதீங்க ப்ரோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி கார் தனி தனியா போயிட்டு இருக்காதீங்க எல்லாம் போனீங்கன்னா ஒண்ணா போங்க சரிங்களா ஓகே தனி தனியா போகாதீங்க கார் வேணும்னா ஒண்ணா போங்க ஒண்ணா தேடுங்க எனக்கு கூட பேக்கப் பேக்கப்லயே வாங்க நைட் விஜய் இது இருக்கா அதான் நாங்க போயிருக்கவே மாட்டோம் ப்ரோ நாங்க ரெண்டு நாள் ஸ்னைப்பர் எக்ஸ்டெண்டட் கூட உசர விட்டுட்டு ஒன் ராங் இன்ஃபர்மேஷன் நின்ட்டிங்களே அதுக்கப்புறம் தெரியல ராங் இப்போ ஓகே எனக்கு <laughs> இது மெடிக்கேட் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்களா மெடிக்கேட்டா வாங்க உங்களுக்கு ஒன்று தரேன் ஃப்ரெண்ட் இருக்கு நான் ஒன்று தரேன் டிஆர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆம் hi bro welcome to the stream ம் நல்லது ஹெல்மெட் மட்டும் வேற வேணும் எப்படியோ எனக்கு என் கூட யாராவது ஒருத்தர் மட்டும் பேக்கப் போங்க கார் எடுத்து அந்த சூப்பர் இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ வர ப்ரோ வாங்க விஜய் ப்ரோ டக்கன் வா டக்கன் வா நானும் நானும் தான் ட்ரெண்ட் பண்ணி தான் வந்துட்டேன் ஆக்ட் தான் டெடு டெடு டெடு டெடுன்னு தான் சவுண்ட் கடிச்சு ஒரு ஒரு கொலை பண்ணிட்டாங்க செவனாமோ எனக்கு பையமா இருக்கு கார் இருக்கா பக்கி எடுத்துக்கோ அந்த இருக்கு பைக் இருக்கு இல்ல இல்ல ஃப்ரண்ட்ல கார் இருக்குன்னு நினைக்கிறேன் இது போதும் எனக்கு வாங்க போ பையாமா வேணா ஒரு 40 ஆமோ இருக்கு பையாமா வேணா bro போதும் இல்ல இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கும் சொன்னேன் நிறைய லூட் வச்சிருந்தா கார் எடுத்தாச்சு எங்க எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வாங்க தலங்க உங்க அம்மாக்கு தான் வந்து கொண்டு இருக்கோம் ம் இப்படி வா இப்படி வா இப்படி வா டைரக்டா புஷ் பண்ணலாமா நான் தான் இன்டர்வியூ குத்தி கூட போய் ஓரளவு பில்டிங் எல்லாம் குத்தி நிறுத்துங்க கார்னரா ஏன் குத்தி நிக்கிறது இல்லைன்னா கார் வெடிஞ்சிடுது ப்ரோ அதனால தான் ப்ரோ குத்தி நிக்கிறது இல்லை இப்போ இந்த பக் கரெக்டாக இருக்கு நான் லிப்போக்கா போகிறேன் நீங்க வீட்டுல ஆள் இருந்தானா என்ன தெரியுங்களா பண்றீங்க கரெக்டா எல்லா ஜன்னலுக்கும் எல்லா இதுக்கும் கார்னர்ல நேடு மட்டும் போடுங்க மத்த புஷ் பண்றது எல்லாமே பாத்துக்கலாம் பொறுமையா நேடு மட்டும் கரெக்டா எல்லா ஜன்னலுக்கும் போட்டு விடுங்க அப்படி சொல்லிட்டீங்க வாய்ஸ் லாகிங் ஆத்தாங்க இருக்கானா இல்லையான்னு பாத்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் லாகிங் ஆத்தாகே சேஞ்ச் பண்ணனும்னா வண்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜே உங்க கிட்ட ரூட் கார்டு இருக்குல்ல பார்க்கலங்க செக் பண்ணிட்டு தான் ரெடி கொடுக்கணும் எதுவுமே லூட்டே இல்லையே லூட்டே அடிக்கலையே இப்போ க்ளோஸா இருக்கு நஷ்டா இருக்குல்ல இப்போ கார் மாத்திக்கலாம் கார் மாத்திக்கலாம் இல்ல எனிமி தான் தேடிட்டு போறான் அங்க ஃபிளேர் அடிச்சிருக்கான் ஃபிளேர் அந்த டைரக்ஷன்ல 200 அடிச்சு வெயிட் நம்பர் 200 இந்த சைடு தா ஃளைட் போதல ப்ரோ ஃளைட் போதல ப்ரோ அந்த வழி ஃளைட் போச்சுனா அது இது மெல்ட் அப் ஓவரா அங்க ஃபைட்டே எடுக்க முடியாது ப்ரோ அது రెండు అందరు இந்த அடிச்சிருக்கோம் thank you Vinod John thank you so much Vinod இந்த அடிச்சிருப்பாங்க ஏனே யாஷ்னா யாஷ்னா பக்கம் அடிச்ச மாதிரியே இருக்கு இந்த இந்த ரீனாட் போய் பாரு அது அது அடிச்சு இறங்கிட்டு இருக்கோம் ப்ரோ அது ரொம்ப லாங் ஆச்சு போனாலும் வேஸ்ட் இங்க ஆல் இருக்கான மட்டும் பாருங்க ரெட் ஜோன் வேற ஆமாமா வேஸ்ட் அங்க அவன் க்ரோஸா வச்சிருப்பான் M24 வச்சிருப்பான் AWM வச்சிருப்பான் லூட்டட் தனித்தனியா இருங்க ரெட் ஜோன் வேற கிளம்பலாம் என் கூட வாங்க மேன்ஷன் பார்க்கலாம் மேன்ஷன் மேன்ஷன் மேன்ஷன் யோ சீக்கிரம் வாங்க ரெட் ஜோன் காரோட வச்சு ஆப்ஷன் இல்ல விழுந்தா சாகறோம்னா செத்து அங்கேயே போ அங்கேயே போ எப்பமே ரெட் ஜோன் விழுதுனா திருப்பி அதே இடத்துல விழாது நூத்துல ஒரு முறை விழும் விழுந்த இடத்துல காரை மாத்துங்க சூப்பர் ப்ரோ ஆள் பக்கத்துல இருக்கானுங்க பக்கத்துல ஆளு வாடா உள்ள வாங்க ப்ரோ வா bro revive super super bro தூக்கி வர தூக்கி என்ன ப்ரோ எல்லா கில்லும் நீங்களே எடுத்துட்டீங்க நான் ரெண்டு கில் எடுத்தேன் ப்ரோ ஆமா ஹெட்செட் எட்டு தான்யா கொடுத்து மூணு மொத்தமே மொத்தமே மூணு பேர் தான் மொத்தமே மூணு பேர் தான் அங்க அப்படியே நிக்கிறீங்க வந்தவங்க எங்க பின்னாடி காணன்னு பாக்குறேன் 8x இருக்கு 6x இருக்கு என்னயா எல்லாம் வச்சிருக்கீங்க அட்டை போட்டேன் எனக்கு எம் டூ ஃபோர் கொடுத்தா நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கா எனக்கு ஃபைவ் எம் மட்டும் கொடுங்க அவனுங்களுக்கு நான் ஹீலிங் இல்ல அவனுங்களுக்கு நான் அவங்களுக்கு ஹீலிங்க்கு நான் டைமிங்கே கொடுக்கல தெரியுமா இங்க இந்த பத்தி நிறைய இருக்கு என்னால எடுக்க முடியாது விஜய் அதனால தான் சொல்றேன் கேம்ஜி அண்ணாண்ட போய் அண்ணன் போய் உன்கிட்ட இருக்கிறத போட்டுட்டு அப்புறம் வந்து நீ லூட் அடி லூட் அடி வாங்க வாங்க 19 தாங்க இருக்கு மிச்சம் போலாமா இருக்கும் ரொம்ப நேரமா இன்னும் லூட் அடிக்க என்ன சொல்லுங்க ரெண்டு ஸ்மோக்கை போட்டு விடுறேன் ப்ரோ போட்டுடு ப்ரோ ஆமா ப்ரோ இல்ல இல்ல hi bro welcome to the stream Srivarman ஏசம் எடுத்துக்கோடா நான் வாங்கிக்கிறேன் விஜய் இதை எடுத்து வச்சுக்கோ விஜய் நான் வாங்கிக்கிறேன் ஆமா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கீழே போட்டிருக்கோம் ஆமாவா ஆமா பையன் ஆமா one forty four thank you Vino thank you so much love from Kovai வாங்கிக்கலாம் டிராப் கிட்ட போறேன் 185ல போங்க ப்ரோ பார்க்கலாம் இவ்வளோத்தையும் வச்சுட்டு போலனா வேஸ்ட்டு பத்து செகண்ட் தான் டிராப் கிட்ட டைம் இல்ல அஞ்சு செகண்ட் ஒருத்தர் இறங்கி எடுக்கலாம் யாராச்சும் இறங்கி எனக்கு எனக்கு எனக்கு வேணும் அதுக்காக தான் எம்கே இருந்தாலும் நான் எடுத்துக்கலாம் எது இருந்தாலும் அவங்க எடுப்பாங்க அவங்க எடுப்பாங்க render render render render render heavy render ஐயோ என்னையா முடுக்குக்குள்ள போய் போட்டு வச்சிருக்க டிராப் ஸ்மோக் ஸ்மோக்க போடுங்க ஸ்மோக்க போடுங்க க்ரோஸா க்ரோஸா க்ரோஸா க்ரோஸா போட்டேன் ஸ்மோக் போட்டேன் பரவால பரவால ஆனா க்ரோஸா எடுக்கிறதுக்கு இது இல்லையே ஐயோ பொறுமையா எடுங்கன்னு சொன்னேன் தப்பாயா வண்டி வெடிக்கட்டும் பரவாயில்ல வண்டி வெடிக்கட்டும் ஏன் கவர் கிடைக்கும் ஆவுடா ஆவுடா அவ்வளோதானா ஸ்குவாட் இல்ல இல்ல இல்ல ஆ ஸ்குவாட் இல்ல எல்லாம் வாங்கி ஐயோ ரொட்டேட் பண்ணிருக்கேன் ஐயோ அடிச்சிட்டாங்க கவசம் ஏதோ நீட்டுமே அடிச்சிட்டாங்க வேற லெவல் யாரு கிட்ட போடா யோ வாங்கலாம் அடுத்த வெயிட் பண்ணுங்க நீங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அங்கே வெயிட் வெயிட் பண்ணுங்க நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க போடுங்க போடுங்க ஹீல் பண்ணல ப்ரோ அவங்கள ஹீல் பண்ணுங்க நான் அவர்கிட்ட போறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ எப்பமே டிராப் கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ 10 செகண்ட் தான் ப்ரோ ப்ரோ ப்ரோ எதுவுமே தேவை ரியல் இமேஜ் ப்ரோ ஆப்போசிட்ல பாருங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் பண்ணுங்க ரீலோட் மட்டும் பண்றோம்னா வெயிட் பண்ணுங்க நீங்க பயப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டேன் நீங்க பயப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ரிவ்யூ பண்ணி ஆகணும் கண்டிப்பா வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம் மூமென்ட் கொடுக்காதீங்க இந்த பக்கம் வந்துருங்க எல்லாம் பேக் அடிச்சிருங்க எனக்கு ஆப்போசிட்ல south west south east one sixty ஃபைவ்ல ரெண்டு பேர் ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒன்று யாரும் நாக்காயிராதீங்க நாக்காவலப்பா கேர்ஃபுல்லா இருங்க ஒரு நாக்கு இல்ல இல்ல ஒரு நாக்கு வச்சேன் ஏறுங்க வேணாம் வேணாம் வேணாம் பாத்துக்கலாம் தூக்கி விட்டுறோம் போலாம் மூணா மூணா நம்ம போங்க எனக்கு லாக் ஆயிடுச்சு அவனுக்கு டேமேஜ் ப்ரோ ரெண்டு பேருக்கு சம டேமேஜ் ப்ரோ மரண டேமேஜ் அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்து தான் வச்சிருந்தேன் ஹஷ்வந்த் சலாங்லு hi bro welcome to the stream teammate knock ஆனாங்கன்னா இமிடியேட்டா இது போட்டு எனக்கு யாராவது ஒருத்தர் மட்டும் எப்பவுமே பேக்கப்ல இருங்க எனக்கு லாக் ஆயிடுச்சு ஆமா கொடுங்க விஜய் ஆமா கொடுங்க டக்குனு இதுல இருக்கு பாருங்க எடுக்க முடியாது அவங்களுக்கு எடுத்து எனக்கு அந்த ரோஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன என்ன ஆகுது அது ஃபர்ஸ்ட் இருக்கறத காமிக்கும் எனக்கு ஸ்க்ரோல் பண்ணி அவங்களால பிக் பண்ண முடியாது டக்குனு லேட் ஆயிடும் அதுக்குள்ள சரி வாங்க இங்க கார் இருக்கு இங்க கார் இருக்கு எடுத்துட்டு எத்தனை ஸ்குவாட் அங்க ஒரு ஸ்குவாட் இங்க ஒரு ஸ்குவாட் நாலு ஸ்குவாட் மொத்தம் நாலு ஸ்குவாடுமா அவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க நாலு ஸ்குவாட் நாலு ஸ்குவாட் ஃபைட் இங்க இது ரெண்டு ஸ்குவாடா எதிரில் ஒருத்தன் வந்தானா எதிரில் ஒருத்தன் வந்தானா எதிரில் ஒருத்தன் வந்தானா அப்புறம் இதுல இதுலயா எங்க இருங்க பிரசன்ட்ல பார்க்கலாம் இவ்வளவு சண்டை போட்டிருக்கோம் நான் கொஞ்சம் கூட கேட்டிருக்காது which language is this this is Tamil bro ஆமா ஆறு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு போதுமா சரியான ரெண்டர் அப்ப இருக்கானுங்க வரான் வரான் வரான் பின்னாடி காரு ஸ்கேன் ஆச்சு ஸ்கேன் ஆச்சு வரல முடிஞ்சிருச்சா இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நமக்கு ஓபன்ல ஏறாதீங்க ஓபன்ல ஏறாதீங்க Vijay bro Vijay bro cover எடுத்து நில்லு அவனுக்கு அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கானுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க ஜோன் பிளாக் வருவாங்க ஏய் அங்க இருங்க அங்க இருங்க இல்ல இல்ல இல்ல எனக்கு இது ஹிட் விழுதுங்க M4 ல ஹிட் விழுது முடிஞ்சா இருக்கானா முடிஞ்சுச்சு முடிஞ்சுச்சு நினைக்கிறேன் இல்ல எனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்கிற மாதிரி டீம் பாருங்க காப்பாத்து உங்களை காப்பாத்த முடியாம அதுதான் அடிங்க டக்கு டக்குன்னு அடிங்க டூ லேட் நான் சொல்லிட்டே இருக்கேன் இன்னொருத்தர் இருக்கான் இன்னொருத்தர் இருக்கான் இருக்கான் சொல்லிட்டே பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல டீம் சிக்கன் டின்னர் ஒரு தான் வெளில வரேங்க இல்லனா அடுத்த மேட்ச் நேர போட்டு சாவடிச்சிடுவேன் انا போ அடிக்க நான் அடுத்த ஜோன் உங்களுக்கு பிளான் சொல்ற மாதிரி நீங்க போங்க இந்த இந்த இங்கே நில்லுங்க இங்க நில்லுங்க அங்க போகாதீங்க இங்க போகாத விஜய் ப்ரோ இந்த அந்த பெரிய இது இருக்கு பாருங்க அங்கேயே நில்லுங்க கல்லா நின்ன பாருங்க அந்த கார்னர்ல அந்த கல்லுலயே கவர் எடுத்து நில்லுங்க கார் எடுத்து இந்த சைடு விடுங்க நம்ம கார் எடுத்து இந்த சைடு விடுங்க இல்ல சாரி ஏன்னா உங்களுக்கு ஆஃப் ஜோன் இந்த சைடு விடுங்க எனக்கு ஹீலிங் இல்ல ஜோன் வேற நான் அதுதான் என்ன ஆப்போசிட்ல எனிமி எந்த பக்கம் டைரக்ஷன் மார்க் பண்ணுங்க இந்த பக்கம் ஓகே ஓகே ஒரே ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க பொறுமையா அடிங்க south east one sixty five யாராவது ஒன் ஷாட் கன்ல அடிங்க ஒன் ஷாட் கன்ல ஒரு நாக் வைங்க அடிக்கிறதுல பாதி கல்லுல தான் அவ்வளவு என்னை தான் அடிங்க விஜய் ப்ரோ ஷாட் மேல Vijay bro Vijay bro open போகாத ப்ரோ மேல தெரிய மாட்டேங்கறா விஜய் ஓபன்ல போகாத எந்த டைரக்ஷன் அவனுக்கு வரணும் <laughs> மூணு பேர் ஒரே இடத்துல நிக்கிறீங்க எவ்வளவு பெரிய தப்பு பாருங்களா ஒரு நேட்டு போட்டா எல்லாரும் செத்துருவீங்க தனித்தனியா பிரிஞ்சு நில்லுங்க நான் எங்க போறது பிரியுங்க நீங்க இங்கேயே பின்னாடி இது பின்னாடியே ஹோல்ட் பண்ணுங்க நான் ரிட்ஜ் கவர் எடுக்கிறேன் நீங்க அங்கேயே ஃபைட் பண்ணுங்க கல்ல பின்னாடி இருக்கா அவங்க போறது தப்பா தப்பா போறாங்க இல்ல இல்ல ரைட்டா தான் பாத்துக்கங்க அவங்களுக்கு பேக்கப் கொடுங்க இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து தாங்கணும் ஒரு பேக்கப் வந்து வந்தா மட்டும் போங்க வெயிட் பண்ணுங்க நான் வரேன் கொஞ்சம் எழுப்பு போகாதீங்க எங்க இருக்கான்னு போடுங்க எங்க இருக்கான்னு போடுங்க இது மட்டும் போடுங்க ஸ்னேக்கா மாருங்க ஸ்னேக்கா மாருங்க ஸ்னேக்கா மாருங்க ஸ்னேக்கா மாருங்க ஏதாவது மரம் கவர் எடுங்க போடா போடா போடா அந்த கல்லு கல்லு ஒன் சிக்ஸ்டி கல்லு ஆ நான் கவர் ஃபயர் மட்டும் பண்றேன் நீங்க போங்க 160 கல்லுங்க ஒரு நிமிஷம் அதான் நீங்க போறது எப்படி போறீங்கன்னா போற மாருங்க வர மாருங்க எழுந்தடிங்க சூப்பர் அழிச்சு விடுங்க அழிச்சு விடுங்க இன்னும் ஒருத்தன் அடிச்சு விடுங்க நீங்க என்ன மவுஸ் யூஸ் பண்றீங்க